ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பிட்காயின் ரெதிலியம் ரிபீன் அப்படின்ட்டு மூணு வகையாக சொல்லப்படுற பிட்காயினோட கிரிப்டோ கரன்சிங்கிற அந்த ஒரு வார்த்தையை வந்து கிரிப்டோ கரன்சி பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்கலீங்கன்னா மறக்காமல் போய் வீடியோ பாருங்கள் இந்த வீடியோட கடைசியிலையும் நான் அந்த வீடியோ தரேன் கிரிப்டோ கரன்சினா என்ன அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதாவது கிரிப்டோ கரன்சி வந்து அமெரிக்காவும் இந்த டிரான்ஸ்லேஷன் இதெல்லாம் ப்ராப்ளம் வந்ததுனால பல நாடுகள் வந்து அதிர்ச்சியில் இருக்குது இப்படி அதிர்ச்சியில் இருக்கும்போது இந்தியா மட்டும் என்ன பண்ணுச்சுன்னா இந்தியாவுக்கு வந்து பிட்காயின் வந்து அதாவது கிரிப்டோ கரன்சி வந்து தடை செஞ்சிடுச்சு இந்தியா வந்து தடை செஞ்சுட்டு புதுசாக ஒரு கிரிப்டோ கரன்சியை உருவாக்குறோம் அப்படின்ட்டு மத்திய அரசு திட்டமிட்டுருக்கு அப்படின்ட்டு சொன்னாங்க அதாவது புதுசாக வர கிரிப்டோ கரன்சிங்கிற ஒரு காயினை வந்து புதுசாக உருவாக்குறாங்களாமா அந்த கிரிப்டோ கரன்சி வந்து பல இந்த உலகம் ஃபுல்லாக ஒரு மதிப்பானது அந்த கிரிப்டோ கரன்சி அதாவது எந்த நாடும் பெரிய நாடும் இல்லை எல்லா நாடுகளுக்கும் பொதுவான ஒரு காயின் வந்து கிரிப்டோ கரன்சி பிட்காயின் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதாவது அந்த காயினை வந்து பல நாடுகள் வந்து தடை செஞ்சிட்ருக்கு எங்களுக்கு இந்த மதிப்பு காயின் வந்து வேணாம் அப்படின்ட்டு தடை செஞ்சிட்டு இருக்கும்போது எந்தெந்த நாடு ஏற்றுக்குச்சுன்னா அமெரிக்கா இந்தியா இந்த மாட்டம் பல நாடுகள் ஏற்றுக்குச்சு அப்படி ஏற்றுக்கிட்டு இருக்கப்போ இந்தியா வந்து இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து எங்களுக்கு கிரிப்டோ கரன்சிங்கிற இந்த பிட்காயின் வந்து எங்கள் நாட்டில் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு தடை செஞ்சுட்டாங்க எதனாலனா இந்த டிரான்ஸ்லேஷன் மூலம் ப்ராப்ளம் வந்ததுனால தடை செஞ்சுட்டாங்க இந்தியாவில் இப்படி தடை செஞ்சதுனால எங்களோட நாட்டுக்கு நாங்களே ஒரு கயனை உருவாக்கிக்கிறோம் அதாவது கிரிப்டோ கரன்சிங்கிற ஒரு இதை நாங்கள் உருவாக்கிக்கிறோம் அப்படின்ட்டு உருவ தானே உருவாக்கிக்கிறோம் அப்படின்ட்டு மத்திய அரசு வந்து திட்டமிட்டிருக்கு இந்த திட்டம் எப்போ செயல்படுதுன்னு யார்கிட்டையும் இன்னும் அறிவிக்கல இப்படி அறிவித்தா அந்த அறிவித்து பல நாடுகள் வந்து ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன் இந்தியா மட்டும் அந்த கிரிப்டோ கரன்சியை பயன்படுத்துறது இல்லாமல் பல நாடுகளும் ஏற்றுக்கும்னு நினைக்கிறேன் அப்படி ஏற்றுக்குச்சுன்னா நல்லது தான் அதாவது இப்படி இந்த சூழ்நிலை வந்து கிரிப்டோ கரன்சிங்கிற இந்த கொரோனா டைமில் இதெல்லாம் தேவையா இந்த கிரிப்டோ கரன்சியை பயன்படுத்தி பல டிரான்ஸ்லேஷன் நடந்துகிட்டு இருந்தாலும் பல டிரான்ஸ்லேஷன் வந்து ஹேக்கர்கள் மூலம் அந்த பிட்காயின் வந்து திருடப்படுறதாகவும் நியூஸ் வந்துருக்குது அதனால தான் இந்தியா வந்து இந்த கிரிப்டோ கரன்சி வேணாம் அப்படின்ட்டு தடை செஞ்சுருக்காங்க அதனால தான் இந்தியா வந்து தானே உருவாக்குறோம் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க இந்த மாட்டம் வீடியோ உங்களுக்கு வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் பிடிக்க டிஸ்லைக் பண்ணிடுங்க ஆனால் ஒன்று இந்த மாட்டம் இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் வந்து நான் என்னோடய சேனலில் போட்டுட்ருக்கேன் சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க